சில நேரத்தில் அம்மா அப்பா கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க முடியாத சில விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோன்னா அது நம்ம ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்க முடியும் ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் சில வலி வேதனை எல்லாமே இருக்க தான் செய்யுது இங்கே நிறைய பேருக்குள்ள ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு சிந்து ஹேமானு ரெண்டு பேரும் ஒரே ஏரியாவில் ரொம்ப பக்கத்து பக்கத்து வீட்டில் இருந்தாங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் ஸ்கூல் போவாங்க ஸ்கூல் மட்டும் இல்லை ஹேமாக்கு பாட்டு பாட கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இவ என்ன பண்ணுறா அங்கேயும் நான் சிந்து இல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்றா மியூசிக் கிளாஸை போக ஆரம்பிக்கிறாங்க ஹேமாக்கு ரொம்ப நல்ல வாய்ஸ் இருந்தது அவள் ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாள் சிந்துவும் ஹேமாவை ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாள் நீ நல்லா பாடுற அப்படின்னு எப்பவும் அவளை பாட்டு பாட சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாள் எங்கே போனாலும் ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவாங்க ஒன்றா தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லை அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாச்சும் சின்ன விஷயம் நடந்தால் கூட மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்பாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படியே போயிட்டு இருந்தது ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டாங்க ஸ்கூல்லலாம் முடிச்சுட்டு காலேஜ் போகிற அளவுக்கு வளர்ந்துட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் காலேஜ் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை இவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க நம்ம எப்படியாவது ஒரே காலேஜில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்மளில் நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும்ல ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ஒன்றா காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படியெல்லாம் கனவு கண்டிருப்போம் ஆனால் என்ன பண்ணுறது ஒருத்தர் அதிகமாக மார்க் எடுத்திருப்போம் ஒருத்தர் கம்மியாக மார்க் எடுத்திருப்போம் அதனால் வேறு வழி இல்லாமல் வேறு வேறு காலேஜில் ஜாயின் பண்ணி அப்படி அப்படியே போயிட்டுருக்க வேண்டியது தான் அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க படித்து முடிச்சுட்டு காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணோன்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது என்ன ஆகுதுன்னா சிந்து வந்து கொஞ்சம் கம்மியாக மார்க் எடுத்துடுறா அதனால் இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுது ஆனாலும் ரெண்டு பேரும் போராடுறாங்க இல்லை நாங்கள் ஒரே காலேஜில் தான் படிப்போம் அப்படின்னு சரின்னு ஒரே காலேஜில் சீட் கிடச்சிருது ஆனால் சிந்துவோட டிபார்ட்மெண்ட் வேறு ஹேமாவோட டிபார்ட்மெண்ட் வேறு சின்ன வயசுலேருந்து ஒரே ஸ்கூலில் ஒரே கிளாஸ் ரூமில் படித்தோம் ஆனால் காலேஜ் வந்ததும் ஹேமா வேறு கிளாஸ் போகிறா அப்படின்னதும் சிந்துவால் கொஞ்சம் தாங்கிக்க முடியல ஃபீல் ஆகுது உடனே சிந்து என்ன பண்ணுறா ஹேமா கிட்ட காலேஜ் போயிட்டோம் வேறு வேறு கிளாஸ் ஆகிட்டோம் உனக்கு இப்போது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்க நீ என்னை மறந்துடுவல்ல அப்படின்னு சிந்து ஹேமா கிட்ட கேட்குறா அதுக்கு ஹேமா என்ன சொல்கிறா ஏ லூஸு நான் எப்படி உன்னை மறப்பேன் நீ என் உயிர் டி நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சிந்து கிட்ட சொல்கிறா உடனே சிந்து சரி வேறு வேறு கிளாஸாக இருந்தால் என்ன நாம் தான் அடிக்கடி பார்த்துப்போம் ஒரே காலேஜில் தானே இருக்கோம் அப்படின்னு ரெண்டு பேரும் இப்படி சொல்லிவிட்டு அவங்கவுங்க கிளாஸ் போக ஆரம்பிக்கிறாங்க சிந்துவும் ஹேமாவும் என்னதான் வேறு வேறு கிளாஸ் ரூமில் இருந்தாலும் பிரேக்கில் சாப்பிடும் போது ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது காலையில் காலேஜ் வரும்போது எல்லா நேரமும் இவங்க ஒன்றா தான் இருந்தாங்க அப்படியே இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே மெயின்டைன் ஆச்சு எவ்வளோதான் உண்மையான நட்பாக இருந்தாலும் பசங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கொஞ்சமாவது ஒரு காலம் வரைக்கும் நீடிக்கும் ஆனால் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியாது அதே மாதிரி தான் இந்த சிந்துவோட ஹேமாவோட ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்குமா இல்லை இது இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்னு நெக்ஸ்ட் பார்ட் டூவில் பார்க்கலாம்